வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அஞ்சாக் சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நாலு நம் இந்தியாவால் முன்மொழியப்பட்டபடி ஐக்கிய நாடுகளில் பொதுச்சபை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை சர்வதேச திணை ஆண்டாக அறிவித்துள்ளது அது குறித்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது வாரம் ஒரு சிறுதானியம் ஏண்டி சீதா உனக்கு விஷயம் தெரியுமா சொல்லுங்க லட்சுமி அக்கா நேத்து டிவில நியூஸ் பாத்தியா இல்லையே அக்கா இனிமே நம்ம ரேஷன் கடையில அரிசிக்கு பதிலா கேப்ப கொடுக்க போறாங்களாண்டி அட அது அப்படி இல்லக்கா அரிசி கூட சேர்த்து கேப்ப தர்றாங்களாம் அரிசி வேண்டாம்னா கேப்ப வாங்கிக்கலாமா அதுவும் ரெண்டு கிலோவாம் உடனே மூக்கு வேர்த்து வந்துருவீங்களே என்ன லட்சுமி அக்கா ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கே எங்களை விட்டுட்டு என்னக்கா பேசுறீங்க அட வாடி நந்தினி எப்போ ஊர்ல இருந்து வந்த நேத்து உச்சி பொழுதுல வந்தேன்க்கா உன் மகன் உன்ன மாதிரி இல்லாமல் அவங்க தாத்தா மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கானே என் மாமியார் தான் தினமும் கேப்ப கூழ் கேப்ப களி கேப்ப புட்டு கேப்ப தோசைன்னு அந்த காலத்து சாப்பிட்ற மாதிரி பாட்டியும் பேரனும் இப்போ சாப்பிட்டு வராங்க ஏண்டி நந்தினி நீயும் நல்லா அதை சாப்பிட்டு உடம்பு தேத்த வேண்டியது தானே அந்த ருசிலா நம்ம நாக்குக்கு ஒத்து வராதுக்கா நமக்கு எப்பவும் சோறும் குழம்பும் தான் அது சாப்பிட்டே உடம்ப தேத்துறாங்கன்னா அதில் அப்படி என்னதான் இருக்கு இவனடி என்னடி இப்படி கேட்குறவ கேழ்வரகு சாப்பிட்றதுனால உடல் சூடு கட்டுப்பாட்டிலேயே இருக்குதான் புரதச்சத்து அவ்வளோ இருக்கான் அதனாலயே நம்ம உடல் நல்லா வலிமையாகி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதான் அது மட்டும் இல்லக்கா அதுல கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்பும் பல்லும் வலுவா இருக்குமா ரத்த சோகை கூட வராதாம் இது கூடவே நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கு கைய காலை மட்டும் ஆட்டாம இந்த கேழ்வரகு சாப்பிட்டாலே உடம்பு நல்லா குறைதாங்க்கா அந்த மாலதி குட்டி கூட சொன்னா தாய்ப்பால் கூட நல்லா சுரக்குதாமே ஓ அப்ப அதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசு இந்த கேழ்வரக ரேஷன் கடையில கொடுக்கறத அறிவிச்சிருக்காங்களா அப்போ உடல் எடை கூடணும்னா இதை சாப்பிடக்கூடாதா ஆமாண்டி சாப்பிடக்கூடாது இது நிறைய சாப்பிட்றதால வயிற்றுப்போக்கும் மலச்சிக்கலும் வருதாம் அடி ஆத்தி அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சுன்னு சும்மாவா சொல்றாங்க என் வீட்டுக்கார் கூட சொல்லிட்டு இருந்தாரு ஒரு கிலோ நெல்லரிசி உற்பத்திக்கு ஐயாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுதான் ஆனா ஒரு கிலோ சிறுதானிய அரிசி உற்பத்திக்கு வெறும் எழுநூறு லிட்டர் தண்ணி போதுமாம்ல அப்பப்பா ஒரு கேப்பையில் இவ்வளோ பலன் இருக்கா இதனால தான் மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி ஐயா இந்த வருஷத்தே சர்வதேச சிறுதானியம் வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிச்சிருக்காங்க போல சரி நமக்கு தெரிஞ்சதால நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும் இப்போ தெரியாதவங்க அதனால தான் நம்ம அஞ்சாக் கல்லூரி நடத்துகிற அஞ்சாக் சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நாலில் வார வாரம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களே வர இருக்கும் நோய்களை கேழ்வரகால் விரட்டுவோம் முகமரியா உங்களை காற்றின் மூலம் உங்கள் செவிகள் தேடி வருவது அஞ்சாக் கல்லூரியின் உயிர் தொழில்நுட்பவியல் துறை மாணவிகள் நன்றி